வணக்கம் இப்போ நாம் க்ரூடாயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஒரு பையிங் ட்ரெண்ட்னே கூட சொல்லலாம் ஆக்சுவலி இந்த பைக்கால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுல நைன் ஓ கிளாக் ஓப்பன் ஆன ஒன் மினிட்லே நைன் ஒன்றுக்கே பை பைக்கால் வந்துட்டு இப்போ வரைக்கும் கண்டினியூஸ் பையிங் ட்ரெண்ட்லேயே தான் ஏறிட்டே தான் இருந்துச்சு இப்போ தான் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்குது ஸோ இப்போ டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது இறங்க ஆரம்பிக்கையில் நமக்கு இப்போ ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் நாம் வந்து எப்போ வந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து மாறுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்து இது எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் அதாவது செல்லிங் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நமக்கு பாருங்கள் செல் டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஓப்பன் ஆகிட்டு அது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்ட்டு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போது பாருங்கள் sell at five zero nine zero so five zero நைன்ட்டியில் வந்து செல் பண்ண சொல்லியிருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு லைன் தான் வந்து first at so five zero seventy seven point twenty seven இருக்குது ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ செவன்ட்டி செவன் வருதா அப்படின்றத தான் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறும் அடுத்து அது என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு கால் இந்த செல் கால் தான் இந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்னிங்லேருந்தே இருக்குது மார்னிங் நமக்கு nine o'clock market open ஆன ஒன் மினிட்லேயே ஆக்சுவலி வந்துருந்துச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் ஓப்பன் ஆன ஒன் மினிட் கழிச்சு பைக் கால் வந்துச்சு five zero fifty seven so five zero fifty செவனில் டேரக்ட் பை கீழே இறங்குச்சு ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டியை பிரேக் அவுட்டே பண்ண முடியல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்துச்சு ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டியில் சப்போர்ட் இருந்தனால மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட் அட் அடுத்து செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஏறிச்சு ஒன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடை தாண்டினோன்னே மார்க்கெட்டை அதுக்கு மேலே போக முடியல ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனோன்னே நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்ற மாதிரி இருக்குது எங்கே என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா கூட வசதியாக இருக்கும்னு கூட நினப்போம் ஸோ அந்த இடத்துல இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் நீங்கள் இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணால் கூட ஓகே கேண்டில் ரெட் கலரில் போயிட்டுருக்கு அப்போனா செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்து இது எந்த பாயிண்ட்டில் விற்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் நிறைய பேருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு செல் அட் ஃபைவ் ஜீரோ நைன்ட்டியில் செல் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துடுது டார்கெட்டும் ஒரு செவன்ட்டி செவன் வரைக்கும் கீழே வந்து தாராளமாக எதிர்பார்க்கலான்ட்டு நமக்கு வந்து வந்துருது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகுது ஸோ எப்பயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பண்ணுவோம் இல்லாட்டினா டேரெக்டாக ஒரு ஃபைவ் பிஎம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம் இது எதுக்காண்டினா கமாடிட்டி மார்க்கெட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது மார்னிங் மார்க்கெட்டில் அந்த ஓப்பன் ஆகிற அந்த நைன் ஓ கிளாக் டைமிங்கில் எப்பயுமே அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி தான் கொஞ்சம் மூவ் பண்ணும் இன்றைக்கி ஆக்சுவலி ஈக்குவிட்டி ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் ஒஸ்ட்டாக இருந்துச்சு பட் ஆனால் கமாடிட்டி மீன் வயல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு இந்த ஓப்பனிங் வந்து எவ்ரிடே இருக்காது ஸோ தினமும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அனாலிசிஸ்க்கு வந்து எவ்ரிடே இன்றைக்கி இருந்த ஓப்பனிங் இன்றைக்கி இருந்த மூவ்மெண்ட் வந்து இருக்காது இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் தான் மார்னிங் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் கமாடிட்டி மூவ் பண்ணும் இல்லாட்டினா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிரும் ஸோ டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக தான் இருந்துட்டு அப்படியே இந்த ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக European market one o'clock அப்புறம் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் நம்ம எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து டார்கெட்ஸ்லாம் ரீச் அவுட் கொடுக்கும் ஒர்க் அவுட் வந்து நடக்கும் ஸோ ஜென்ரலாக இந்த டைமிங்ஸ் இதுக்காண்டி தான் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறோம் இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்திருக்கு sell at five zero nineteen வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜெனரேட் ஆகி இப்போதைக்கு நமக்கு ஒரு three to four minutes complete ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டான ஃபைவ் ஜீரோ செவன்ட்டி செவனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ கால் ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்ச் இல்லை அதுக்கு மேலே அப்படி தான் ட்ரேடிங் போச்சு பட் ஒன்ஸ் மார்க்கெட் அந்த டவுன் சைட் ஃபஸ்ட் கேண்டிலுடைய லோவை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு செல் கால் வந்துச்சுல அந்த கேண்டில் லோவை தான் பிரேக் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு டென் பாயிண்ட் மூமெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ எயிட்டி வரைக்கும் டவுனில் வந்துச்சு five zero eighty reach out ஆகிட்டு மறுபடியும் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அந்த ரேஞ்சிலே ட்ரேடிங் போயிட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆனால் ஃபைவ் ஜீரோ செவன்ட்டி செவனே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் இல்லை செல்கால் கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி கேண்டில்ஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி இந்த சார்ட் பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் Thank you.